மாடல் உடை அணிந்தது பிடிக்காததால் மனைவியை அறிவாளால் சரமாரி வெட்டி கொலை செய்துள்ளார் கணவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூலச்சல் பகுதியில் நடந்துள்ளது இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை அடுத்த மூலச்சல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெப பிரின்சா அழகிய மண்டபம் பகுதியைச் சேர்ந்த எபனேசன் என்பவரை கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளார் தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளார்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருவனந்தபுரத்தில் அழகு கலை பயிற்சி பெற்றிருக்கிறார் ஜெப பிரின்சா அதன் பின்னர் அவரின் உடை அலங்காரங்கள் எல்லாம் மாறியிருக்கின்றன மாடர்ன் உடை அணிந்து வந்திருக்கிறார் ஜெப்பபெரின்சா மனைவி திடீரென்று மாடர்ன் உடை அணிந்ததை பிடிக்காத கணவர் மனைவியிடம் அது குறித்து கேட்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னரது சண்டையாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் மாடர்ன் உடை குறித்து வாக்குவாதம் ஏற்பட இதில் ஆத்திரப்பட்ட ஜெபனேசன் மனைவியை கொன்று விடுவது என்று முடிவு செய்திருக்கிறார் அதனால் திட்டமிட்டபடி மனைவியை பைக்கில் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கிறார் வழியில் பைக்கை நிறுத்திவிட்டு மனைவிடம் மீண்டும் ஆடை குறித்து கேட்க அதில் இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த எப்பனேஷன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து மனைவியை சரமாரியாக வெட்டியிருக்கிறார் இதில் சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து உயிரிழந்திருக்கிறார் அப்பகுதியினர் அளித்த தகவலின் பெயரில் தக்கலை போலீசார் ஜெப பிரின்சா உடலை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் ஜெப்பபிரின்சா தந்தை அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் எபனேசனை தேடி வந்தார்கள் கைதுக்கு பயந்து அவர் மருந்து தற்கொலைக்கு முயன்று தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள்